வணக்கம் இன்றைக்கி நாங்கள் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பெரியில் eleven thousand two fifty call ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பொஷன் எடுத்திருந்தோம் பொஷன் எடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் பேஜ் வரும் அதில் ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம் இன்றைக்கி ட்ரேடிங் பார்த்தீங்கனாலும் அந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் ட்ரேடிங்கே வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் கமாடிட்டிக்கு வந்து லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் ஒரு டூ டேஸ் பேக் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே அப்போ நல்ல டவுனில் பயங்கரமாக வந்து டவுன் சைடில் வந்து இறங்குச்சு இறங்கினதுக்கப்புறம் ஃப்ரைடே மார்க்கெட் வந்து ஒரு ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் மாதிரி வந்துட்டு ரெக்கவரி வந்து கொடுத்துச்சு ஸோ அப்போதைக்கு ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி அன்னைக்கு வந்து டவுன் சைடில் இருந்துச்சு ஃப்ரைடே டவுன் சைடில் இருக்கும்போது கூட நாங்கள் வந்து அதில் செல்லிங் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நல்லா வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஸோ அடுத்து மறுபடியும் மண்டே மார்க்கெட் நேற்று மண்டே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டவுன் சைட் கண்டினியூ ஆகலை அப்படியே கொஞ்சம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ரெக்கவரி பண்ணி வந்துச்சு நேற்று மேலே ரெக்கவர் பண்ணி வந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா eleven thousand two fifty range வரைக்கும் வந்துச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து நல்ல மூமெண்ட் ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நேற்று ஆக்சுவலி ஓப்பனிங்கில் வந்து சில்வர் எங்களுக்கு ஒரு நல்ல சான்சஸ் கிடச்சதுனால நேற்று நாங்கள் வந்து சில்வரில் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணியிருந்தோம் எங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு நல்ல என்ட்ரிஸும் வந்து நேற்று சில்வரில் வந்து கிடச்சிருந்துச்சு ஸோ அதை யூஸ் பண்ணி நாங்கள் என்ட்ரி எடுத்தோம் நேற்று நல்லா வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து ஓப்பனான மார்க்கெட் ஓப்பனான ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புக்கிங் வந்து பண்ணோம் ஃபைவ் தௌசண்ட் மேலே ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பன் ஆன உடனே வந்து நிஃப்டி ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு நிஃப்டியினுடைய மூமெண்ட் வந்து இன்றைக்கி நல்லா இருந்துச்சு ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஆக்சுவலி மூவ்மெண்ட்டுன்றதை விட எங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு இன்றைக்கி நல்ல ஒரு என்ட்ரி வந்து கிடச்சிச்சு ஸோ எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் அதுபடி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து எங்களுக்கு நெகட்டிவில் காட்டிக்கிட்டு இருந்தது ஒரு ஃபஸ்ட்டு டூ கேண்டில்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் வந்து டக்குன்னு நெகட்டிவாக வந்துகிட்டு இருந்த அந்த ரெட் டாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக மாறி க்ரீன் டாட்ஸாக வந்து மாற ஆரம்பிச்சிச்சு ஸோ மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு வித்தின் ஒரு டென் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆயிடுச்சு அடுத்த ஒரு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட்டும் வேறு ஆயிடுச்சு எங்களுக்கு ஸோ எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி ட்ரெண்டு பாசிட்டிவ் ஆயிடுச்சு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா eleven thousand two fifty call ஆப்ஷனை வந்து பொஷன் வந்து எடுத்தோம் பொஷன் எடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு லாட் கிட்டக்க வந்து நாங்கள் வந்து பொஷன் வந்து எடுத்திருந்தோம் பொஷன் எடுத்தது எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா ஏறிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இறங்க ஆரம்பிச்சிச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பாதி லாட்டை மட்டும் கவர் பண்ணிட்டோம் பாதி லாட்டை கவர் பண்ணிட்டு ஒரு நாலு லாட்டை மட்டும் பெண்டிங் வந்து வச்சுருந்தோம் ஸோ ஃபோர் லாட்ஸை கவர் பண்ணதில் ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ப்ராஃபிட் வரையிலே வந்து புக் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துச்சு ரொம்ப நேரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ten o'clock ten fifteen வரைக்குமே ஃப்ளாட்டு தான் அப்படி ஃப்ளாட்டாக போயிட்டு இருந்தது சடனாக ஒரு மூமெண்ட் வந்து கொடுத்துச்சு நாங்கள் வந்து பொஷன் பொஷனுக்கு ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடலாமான்னு யோசித்தோம் ஏன்னா எப்பயுமே நாங்கள் ஒரு பொஷன் எடுத்து ஒரு ஒன் ஆர் டூ ஹவருக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ண மாட்டோம் ஸோ நாங்கள் இன்றைக்கி குயிக்காகவே வந்து பொஷன் எடுத்தோம் நைன் தேர்ட்டிக்கிட்டேயே ஸோ டென் தேர்ட்டி கிட்டக்க வரும்போது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக எங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் கிடச்சிச்சு ஸோ டென் தேர்ட்டி மூவ்மெண்ட்டில் நல்லாவே ரைஸ் ஆச்சு அதில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எடுத்த call option one sixteen one fifteen வரைக்கும் போச்சு நல்லா எயிட் தௌசண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோர் லாட்ஸுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து போச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா எயிட்டி நைனில் எடுத்தோம் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் நாட் நைன் டென் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போதைக்கு நாங்கள் எடுத்த அந்த நாலு லாட்டையும் வந்து கவர் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் போய்கிட்டு இருக்கு இப்போ ஃபோர் லாட்ஸையும் கவர் பண்ணி நாங்கள் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறோம் அந்த சிக்ஸ் தௌசண்ட் தௌசண்ட் சேர்ந்து டோட்டல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா seven thousand five hundred rupees வந்து புக் பண்ணிட்டோம் ஸோ டோட்டல் நாங்கள் எடுத்த எயிட் லாட்ஸையும் வந்து எயிட்டி நைனில் எடுத்து ஒன் ஆர் டூ ரேஞ்சு கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா கவர் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் வந்து இன்றைக்கி ட்ரேடிங் வந்து பண்ணியிருந்தோம் எங்கள் ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணி ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணோம் நாங்கள் யோசித்த ஒரு விஷயம் இப்போ சடனாக கவர் பண்ண ஒரு விஷயம் ரெண்டு காரணம் ஒன்று வந்து ஃபைவ் தௌசண்ட் ப்ராஃபிட் வந்தாலே புக் பண்ணலாம் ரெண்டாவது விஷயம் மார்க்கெட் டைம் வேறு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போர்ஷன் எடுத்து அதுக்கடுத்து மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் நிஃப்டி வந்து ரொம்ப நேரமாக ட்ரேட் ஆகுது ரொம்ப நேரன்றதை விட கொஞ்சம் நாளாகவே வந்து இந்த த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கிட்ட தான் வந்து ட்ரேட் ஆகுது பெருசாக eleven thousand five hundred break out பண்ணி டுவெல் தௌசண்டை நோக்கி போக மாட்டேங்குது மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது ஃபண்டமெண்டலாக ஏதாச்சும் ஸ்ட்ராங்கான நியூஸஸ் வந்தால் தான் வந்து இப்போதைக்கு மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இப்போதைக்கு மட்டும் நாங்கள் பொஷனை வந்து கவர் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம எய்ம் வந்து ஃபைவ் தௌசண்ட்ன்றதானே அதனால் ஃபைவ் தௌசண்ட் புக் பண்ணிட்டோம் டைம் வேறு ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு அப்படின்றதுனாலே வேறு கவர் பண்ணிட்டோம் so at end of the மார்க்கெட்டில் செவன் தௌசண்ட் டோட்டலாக வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிச்சு ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது மார்க்கனுடைய ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் இதை வச்சு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க இது போக நாங்கள் கமாடிட்டிக்கு வாட்ஸ்அப் லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்லாட்டி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி